வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம டஸ்மைத்ரி ஓம் குருவே நமக இன்று நாம் பார்க்க போகிற ஒன்று அக்டோபர் மாதத்திற்கான கடகராசி லக்னத்திற்கான பலன்கள் சரிங்களா முதல்ல இப்போ கடக ராசி அப்படின்னா எப்படின்னா ஒரு விஷயம் அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி நின்று போவீங்க முன்னாடி இறங்கி நின்று அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவீங்க கடைசியில் அது உங்களுக்கு எந்த லாபமும் இருக்காது ரொம்ப பாசமானவங்க ரொம்ப அன்பானவங்க இறக்க குணம் அதிகமாக இருக்கும் ஒரு நிலை ஒரு நிலைமைக்கு ஏற்ப டக்கு டக்குன்னு மாறிக்கிட்டே இருப்பீங்க ஒரு சொன்ன விஷயத்தில் வந்து ஒரு எமோஷ்னல் டைப் நீங்கள் அதிகமாக சரிங்களா அறிவை விட மனதை அதிகமாக நீங்கள் உபயோகிப்பவர்கள் சரிங்களா சந்திரனாக வந்து அதிபதியாக கொண்டவர்கள் உங்கள் ராசிக்கு இப்போ எப்படி இருக்குது நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரு பொதுவான பலன்களை நாம் சொல்கிறது கிடையாது ஏன்னா அது புரண்டு வரும் கிடையாது ஒரு சுய ஜாதகத்தை வைத்து தான் ஒரு பலன்களை நாம் முடிவு செய்ய வேண்டும் அப்படி பார்க்கும்போது வந்து உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன தசை என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேணும் சரிங்களா அப்படி இருந்தால் மட்டும்தான் ஓரளவாறு அந்த பலன்கள் சரியாக வரும் நூறு சதவீதம் அந்த பலன்கள் சரியாக இப்போ நம்ம சொல்கிறது சரியாக வருமானங்கிறது சந்தேகம்தான் ஒரு ஐம்பது சதவீதம் இது இப்படி இருக்குது அப்படிங்கிற நம்ம தோராயமாக சொல்ல போகிறோம் கடகராசிக்காரர்கள் யாருக்கெல்லாம் சுக்கர தசை அண்ட் சுக்கர புக்தி நடக்குதோ அவங்களுக்கு வந்து ஒரு லாபகரமான அதாவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டு வேலையில் ஒரு இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாம் இல்லை வந்துட்டு அம்மா வழி உறவு மூலியமாகவோ அல்லது படிப்பு சம்மந்தப்பட்டதுலையோ ஒரு பணம் அதிகமாக சம்பாதிக்கணும் அதான் வந்துட்டு நம்ம பேச்சால் சம்பாதிக்கிறது அப்படின்னா தாராளமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணலாம் பட் என்ன நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க பணம் சம்பாதிக்கான பல வழிகள் வரும் ஒரு இந்த மாதம் கடைசியில் போக போக பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர்கள் வழியில் வந்து ஏதோ ஒரு நீங்கள் ஏதோ ஒன்று பேசி ஏதோ ஒரு மனசங்கடம் ஏற்படுத்துற ஏற்படுற சூழ்நிலை உருவாகலாம் அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தது வந்து இந்த மாதம் ஒரு பதினைந்து பதினாறு வரைக்கும் நல்லா இருக்குது ஒரு கடைசி காலகட்டம் ஒரு இரண்டு செகண்ட் பார்ட்டுங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப சுமாராக இருக்குது முக்கியமாக யாருக்கெல்லாம் சூரிய டச சூரிய புத்தி நடக்குதோ தாய் வழி உருவாளியோ இல்லை வந்து ஒரு லேண்டு சம்மந்தப்பட்டதுலையோ நீங்கள் கொஞ்சம் பணம் வந்து நீங்கள் கொஞ்சம் முதலீடு பண்ணுற மாதிரி போயிடுது அதில் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை ஏற்படுத்துது சூரிய டச சூரிய புத்தி நடப்பவர்களுக்கு சரிங்களா அதுவும் கொஞ்சம் இழுப்பறி நிலையில் தான் இருக்கும் புதன் திசை புதன் பற்றி நடப்பவர்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் லேண்ட் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்புறம் வந்து படிப்பு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சர்டிஃபிகேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க ஏன்னா அதில் முறைகேடு நடப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது எல்லாருக்குமே அப்படியா அப்படின்னா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாது புதன் தசை புதன் புத்தி யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்களுக்கு இது வாய்ப்பு அதிகம் சரிங்களா அடுத்தது வந்து கேரு டசை கேரு புத்தி நடப்பவர்கள் வந்து யாரெல்லாம் வந்து குழந்தைங்களால் கொஞ்சம் வந்து ஒரு மனசை விரக்தி ஏற்படுவதற்கான காலகட்டங்கள் இருக்குது சரிங்களா குழந்தைகள் இருக்குது பையன் இருக்காங்க அவங்களுக்கு மட்டும் ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் செய்ய முடியாத சூழ்நிலை அப்படி உருவாகலாம் இந்த காலகட்டம் இந்த மாதம் இந்த மாதத்திற்கு முக்கியமாக சரிங்களாங்க குரு அடுத்தது வந்துட்டு குரு தசை குரு புக்தி யாருக்கு எல்லாமே நடக்குதோ உண்டு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சுமாராக போகுங்க ஒரு செலவு ஒரு செலவு விட்டா இன்னொரு செலவு அப்படிங்கிற மாதிரியே உங்களுக்கு ரொம்ப நாளாக போயிட்டுருக்கும் கொஞ்சம் ஒரு அழுப்பாக இருக்கும் ஏன் இப்படியே போயிட்டுருக்கு ஒரு பாசிட்டிவ் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு செலவு மட்டும் கண்டினியூஸாக ஏதோ ஒன்று வந்துகிட்டு இருக்கு உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை எல்லாமே லோன் அப்ளை பண்ணி அதை கட்டணும் கட்டணும் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி நிலமை மட்டுமே இப்போ போயிட்டுருக்கும் சரிங்களா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இப்போ குருடத்தை குருபக்தி நடக்கு அடுத்தவங்களுக்கு நீங்கள் கன்சல்டேஷன் கொடுக்கலாம் ஃப்ரீயாக லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்படி இப்படி இருக்குது நீங்கள் இப்படி ஹெல்ப் இப்படி போய் அடுத்தவங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்சல்டேஷனாக ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக ஒரு கவுன்சிலராக கவுன்சிலிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே ஒரு பரிகாரமாக போயிடும் குரு டசா குரு பக்தி யாருக்கு எல்லாமே நடக்குதோ சரிங்களா அடுத்தது வந்துட்டு சனி தசை சனி புத்தி நடப்பவர்களையும் வந்துட்டு நீங்கள் ஏதோ நீங்கள் பல விஷயங்கள் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் ஒரு பார்ட்னர்ஷிப் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க எல்லாமே ஒரு தடங்களாகவே இப்போ போகலாம் அப்போ போகலாம் ஒரு இழுத்தடி இழுப்பறி நிலையாகவே இருக்கும் சரிங்களா அது இப்போதைக்கு வந்து அது உங்கள் சுயஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படி வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும் ஆனால் ஒரு அறுபது சதவீதம் நல்லா இருக்குது சனி சனி புத்தி யாருக்கு எல்லாமே நடக்குதும் அடுத்த வந்து யாருக்கெல்லாம் செவ்வாய் தசை செவ்வாய் புத்தி நடக்குதோ அவங்க வந்து தாராளமாக வந்து என்ன பண்ணலாம் வெளிநாட்டு பயணம் எல்லாம் வந்து பூர்வீகத்தில் அப்பா வழியிலேருந்து சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது சாதகமாகவும் உங்களுக்கு இருக்குது அடுத்தது ராகு தசை ராகு புத்தி யாருக்கு எல்லாமே நடக்குதோ அப்படின்ட்டு நீங்கள் வந்து பிளானிங் மட்டுமே இருக்குது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ஒரு இன்க்ரிமெண்ட்டு தொழில் இன்க்ரிமெண்ட் அது எல்லாமே இந்த மாதம் கடைசியில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா நன்றி 嗡塞嗡。